Oh no. Hi-yo! Happy birthday to you. Happy birthday, Lady dear Hugo. Happy birthday to you. Good boy. Oh, Build a stange. Eh? பேச மட்டும் கொஞ்சம் வீக் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு oh, oh. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே வழி அவருங்கடி பீத்து சிரிக்கலாம் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் சோனமுத்தா டேய் டேய் டேய் சோனமுத்தா போச்சா திட்டினே திட்டி வேணுங்கி அவையா யாராவே நான் எதுக்கு இருக்கேன் பேசப்படாது I saw some military commanders on the way in. I am speaking, no grass speaking. Sit down. அம்மா You mean best lad? Two months! Three months! Uh, uh. Give respect என்ன என்ன ஃபீலிங் டார்ச்சர் பண்ற ராஸ்கல் கங்கி மங்கி அடங்கோ அப்ப நாங்க என்ன யாரு ஐயோ nonsense goes to your mouth. ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் Помогите ей в конце. அதிகாரி வர்றப்ப சலி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா boy! I've been a good boy, please! I've been such a good boy! Don't do it! No! Amber, the UPS guy's here. விட்டா கிறுக்கு நாச்சிரு வாங்கி போட்டுருக்கு I'm waiting for this time finish. Oh, Oh, you can come in. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் Thank you. Thank you. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா என்னையும் அடக்கிட்டியே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத Shut up, you marmot! ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும் குட் மார்னிங் ஆபிசர் はい。